குழந்தைக்கு கழித்தல் பற்றி படிக்க உதவுவதற்கு இதோ ஒரு சுவையான வழி பிரெட் போன்று எளிதில் துண்டுகள் செய்யக்கூடிய அவர்கள் விரும்பி உண்ணும் ஏதேனும் ஒரு உணவை நீங்கள் பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு நீங்கள் ஆறு சிறிய பிரெட் துண்டுகளை குழந்தையின் முன் வைத்து இதில் எத்தனை துண்டுகள் உள்ளன என்று கேட்கலாம் குழந்தை அவைகளை எண்ணி பார்த்து ஆறு என்று கூறலாம் குழந்தையை அதில் இரண்டு துண்டுகளை சாப்பிட சொல்லி இவ்வாறு கேட்கலாம் இப்போது எத்தனை துண்டுகள் மீதம் உள்ளன குழந்தை எண்ணி பார்த்துவிட்டு நான்கு என கூறலாம் மிகச் சரியான விடை உங்களிடம் ஆறு துண்டுகள் பிரெட் இருந்தன பிறகு ரெண்டு துண்டுகளை நீங்கள் சாப்பிட்டதால் எத்தனை துண்டுகள் மீதம் இருந்தன என நீங்கள் சொல்லலாம் குழந்தையும் நான்கு என கூறலாம் வெவ்வேறு அளவுகளைக் கொண்டு இவ்வாறு திரும்ப திரும்ப பயிற்றுவிக்கலாம் குழந்தை கழுத்தல் பற்றி புரிந்து கொள்ள இது ஒரு வேடிக்கையான வழியாகும்